அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart so இந்த சார்ட்டில் நம்ம சும்மா டெய்லி வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்கும் இப்போ நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven zero fifty ஃபோர்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஜென்ரேட் ஆகும்போது கேண்டில் கலரே இப்படி தான் உங்களுக்கு மாறும் மாறிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் கிடைக்கும் ஜஸ்ட் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் தான் வந்து போட போகிறீங்க இதுவும் நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் நம்ம பேசிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த டென் செகண்ட் கேப்லே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருந்ததுனால டார்கெட்டை நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு ஸ்பீடில் மொமெண்டம் கொடுத்ததுனால டார்கெட் ஒன்றுன்றது ஜஸ்ட் ஒரு டென் செகண்டில் அச்சீவ் பண்ணியிருக்கு செவன் ஜீரோ ஃபிஃப்டி ஃபோரில் வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செவன் ஜீரோ தேர்ட்டி சிக்ஸ் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி இப்போ இன்னமும் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு கிடைச்ச செல் கால் செகண்ட் டார்கெட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் மினிட்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் இந்தளவுக்கு இருக்காது இன்றைக்கி மார்க்கெட் எதுவும் நமக்கு கிடைச்ச வேகத்தில் மொமெண்டம் அந்த ஸ்பீட் இருந்ததுனால டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு தேங்க்யூ